சோ இன்னைக்கு நம்ம ஏழாவது பாடம் சப்தம் ஆஃப் பாட்டக பகீரத பிரயத்னகா பகீரதன் பகீரதன் அந்த ராஜாவினுடைய பிரயத்னனா பிரயத்னகா அப்படின்னா எஃபர்ட்னு அர்த்தம் அவன் பண்ண ஒரு பிரயத்தனம் அதாவது எப்படி அவனுடைய கதையை பத்தி வரப்போறது அவன் எப்படி கங்கையை வந்து பூமி கொண்டு வந்தான் அத பேஸ் பண்ணி வரப்போறது சரியா படிங்கோ யார் படிக்கிற ராஜலட்சுமி படிங்கோ राधालक्ष्मी राजाजीनगर् पुरा त्रयोयुगे वारदवर्षे पुरा त्रेतायुगे वारदवर्षे हरिश्चन्द्रो नलः पुरुकुत्सः पुरूरवाः सगरः कार्तिवीर्यार्जुनश्चेते षष्ठ चक्रवर्तिन षट् चक्रवर्तिनः पर्यपालयन् உம் உம் உங்களுக்கு சொல்ல வரதா பாருங்க மீனிங் புறா அப்படின்னா என்னது புறா முன்பு திரேதாயுகே திரேதாயுகத்தில் பாரதவர்ஷே திரேதாயுகத்துல ஹரிஷ்சந்திர நலன் அவ அறுபது அந்த அறுபது இது வருது சஷ்டி இது அது அதுக்குள்ள அந்த பத்தின கதை தான் பட் இப்போ சொல்ற சென்டென்ஸ் அதை சொல்லல புறா திரேதாயுகே புறானா ஒரு சமயம் ஒரு காலத்தில் திரேதாயுகே திரேதாயுகத்தில் எல்லாம் சப்தமியில இருக்கு திரேதாயுகே பாரத வருஷே பாரத வருஷத்தில் அப்படின்னா பாரத தேசத்தில்னு அர்த்தம் ஹரிச்சந்திரோ ஹரிச்சந்திரஹ நலக புருகுத்சக புரூரவாக சகரக கார்த்தவீரியார்ஜுனக ச இது ஷட் சக்கரவர்த்தினக பரியபாலையின் சோ வந்து முன்னாடி அந்த நம்முடைய பாரத தேசத்துல ஹரிச்சந்திரன் ஒரு ராஜா நலன் ஒரு ராஜா புருகுச்சன் ஒரு ராஜா புரூரவன் ஒரு ராஜா சகரன் ஒரு ராஜா கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜா ச இது ஏதே ஷட் சக்கர சக்கரவர்த்தினஹா பரியபாலயன் ச அதாவது அர்ஜுனஹா பிளஸ் ச இங்க பாருங்க இங்க அர்ஜுனஹா பிளஸ் ச இருக்கு இந்த இடத்துல அந்த விசர்க்கம் வந்து சகாரமாயி அப்புறம் சகாரமாயிருக்கு ஹல்சந்தி படி அர்ஜுனஷ்ச ச அ ச பிளஸ் இதி சேதி இதி பிளஸ் ஏதே இத்தேதே ச இத்யேதே சோ கார்த்தவீரியார்ஜுனக ச இதி ஏதே நான் வந்து ஒரே நிமிஷம் இங்க சாட்ல ட்ரை பண்றேன் பாருங்க உம் கார்த்த வீரியார்ஜுனக பிளஸ் ச பிளஸ் பிளஸ் இத்தேதே சரியா கார்த்த ச இதி ஏதே இது நாலு வேர்டு இருக்கு இது ஏதே இவ்வாறாக ஷட்டுனா ஆறு சக்கரவர்த்தினக சக்கரவர்த்திகள் பரியபாலயன் சோ சக்கரவர்த்தினகா அப்படிங்கிறது நகாராந்தம் சக்கரவர்த்தின் வர்த்தினோ வர்த்தினகான்னு வரும் சோ ப்ளூரல்ல இருக்கு சோ சக்கரவர்த்தினகா பரியபாலயன்னு பாலயத்து அபாலயன் அதுக்கு முன்னாடி பரிங்கிற ஒரு உபசர்க்கம் வந்து சேர்ந்திருக்கு எப்படி வந்து பாலயதி பாலயத்தகா பாலயந்தி அப்படிங்கிறது காப்பாத்துகிறது பரியபாலயன்னு அப்படின்னா அவன் ரூல் பண்ணாங்கிற ஒரு அர்த்தத்துல வரும் சோ பரி பிளஸ் அபாலயன் பரியபாலயன் சக்கரவர்த்தினகா பரியபாலயன் இந்திர சக்கரவர் ஷட் சக்கரவர்த்தினகா இந்த ஆறு ராஜாக்கள் ராஜ்யம் செய்தார்கள் ராஜ்யத்தை பரிபாலித்தார்கள் யார் அந்த ஆறு பேரு ஹரிச்சந்திரஹா நலஹா குருகுட்சகா புரூரவகா சகரஹா கார்த்தவீரியார்ஜுனஹா அப்படின்னு ஆறு ராஜாக்கள் உங்களுக்கு வந்து இந்த பாரத தேசத்துல வந்து ஆண்டு இருந்தா படிங்க தேஷாம் சாசனக்காலே தர்ம சன்ஸ்தாபித அதர்மஸ்ய ஸ்தானம் நாசீத் தேஷாம் சாசன காலே அப்படின்னா தேஷாம்னா கேஷாம் இந்த ஆறு பேர் ஆட்சி இந்த ஆறு பேருனுடைய சாசன காலே அவளுடைய ரூலிங் பீரியட்ல நடக்கும் when these uh, six six kings were ruling தர்மஹா சம்ஸ்தாபிதா நல்ல என்னது தர்மம்ங்கிறது நல்ல இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் நல்ல சம்ஸ்தாபிதா அதர்மஸ்ய ஸ்தானம் ந ஆசீத்து அதர்மத்துக்கு ஸ்தானம்னா place there is no place for அதர்மம் அப்படியே கம்ப்ளீட்டா அந்த ரைட்டியஸ்னஸ் வந்து has been was established when these six uh, kings were ruling Bharata தேசம் and there is no place for அதர் அந்த மாதிரி இருந்தது சரியா இருக்கா மேல அத்த ஏவ தே ஆதர்ஷ பிராயாக பாரதியானாம் சன்ஸ்மரணீயா ச பவன் அதேவ அதேவன that is due to this reason தே ஆதர்ஷ பிராயாக ஆதர்ஷம்னாலே ஐடியல்னு அர்த்தம் ஆதர்ஷ பிராயாக அப்படின்னா அவள் வந்து ஐடியலிஸ்டிக்கா இருந்திருக்கா அவ எல்லாருமே பாரதியானாம் சம்ஸ்மரணியாக அபவன் and they've been recalled or remembered by the Indians அதனாலதான் இந்த மாதிரி அவ வந்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணிட்டும் அதர்மத்துக்கு இடமே கொடுக்காம ராஜ்யம் ஆண்ட காரணத்தினால அவ வந்து ஆதர்ஷ ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா இருந்த இருந்தான்னு இருந்தா அந்த அந்த மாதிரி இருந்த காரணத்தினாலேயும் they are still they were remembered by the Indians all the time சம்ஸ்மரணியாக சம்ஸ்மரணியாகனா அவ வந்து நம்மளுடைய ஸ்மரணைக்கு உட்பட வேண்டும் டெஃபினட்டா அணியர்னு ஒரு பிரத்யம் சம்ஸ்மரணியா அவ வந்து எல்லாரைய எல்லாராலையும் ஸ்மரிக்கப்பட வேண்டும் நிச்சயமா பண்ணணும்னு அர்த்தம் அப்படியாக தே அபவன் அவர்கள் இருந்தார் சரியா இருக்கா தேஷாம் ஷன்னாம் சக்கரவர்த்தினாம் மத்தியே சகர கேஷினி சுமிதிரிதி துவே பாரியோ பாரியே ஆஸ்தாம் தேஷாம் ஷன்னாம் சக்கரவர்த்தினாம் மத்தியே சோ இப்ப ஆறு பேரை சொல்லியாச்சு ஹரிச்சந்திரன் நலன் புருகுச்சன் புருரவன் சகரன் கார்த்தவீரியார்ஜுனன் இந்த தேஷாம் ஷன்னாம் சக்கரவர்த்தினா மத்தியே சே அமோங் த சிக்ஸ் சக்கரவர்த்தி மேல மேலே குறிப்பிட்டுள்ள தேஷாம் அவர்களினுடைய ஷண்ணாம் எல்லாம் ஷஷ்டியில இருக்கு ஷஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு ஷண்ணாம் சக்கரவர்த்தி நாம் இந்த சக்கரவர்த்தின்னு சொன்னேன்னா சக்கரவர்த்தின் வர்த்தினௌ வர்த்தினஹ வர்த்தினம் வர்த்தினௌ வர்த்தினஹ வர்த்தினா அப்படின்னுட்டு வர்த்தினஹ வர்த்தினோஹோ வர்த்தினாம்னு சஷ்டி போவோம் மத்தியே அவர்களுக்கு நடுவில் சாகர சக்கர சகர சக்கரவர்த்தினஹ கேஷினி சுமதிஹி இது பாரியா ஆஸ்தா சகரான்னு ஒரு சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினா அப்படிங்கிறது சஷ்டியில இருக்கு ஏகவசனத்துல இருக்கு சோ இந்த சக்கரவர்த்தினா மத்திய இந்த ஆறு பேருக்குள்ள சகரன்னு பேருள்ள அந்த சக்கரவர்த்தியினுடைய கேஷினி சுமதிஹி இது துவே பாரிய ஆஸ்தாம் கேஷினின்னு ஒரு பாரியா பேரு முன்னூத்தி இது ரெண்டுமே நேம்ஸ் கேஷினி ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் இது வந்து இகாராந்த ஸ்ரீலிங்கம் ரெண்டுமே சுமதிஹி சரியா மதி சப்தம் மாதிரியே வரும் இது இது கேஷினிங்கிறது நதி சப்தம் மாதிரியே வரும் சரியா சோ அந்த ஸ்ரீலிங்கம் கேஷினி சுமதிஹி பிளஸ் இதி சுமதி ரிதி அந்த இஹி அந்த விசர்க்கம் இருக்கு பாருங்க அது ரகாரமா கன்வெர்ட் ஆயிருக்கு சந்தியில சுமதிஹி பிளஸ் இதி சுமதி ரிதி சோ கேஷினி சுமதி என்று துவே இரண்டு ஒய்ஃப்ஸ் ஆஸ்தாம் இருந்தார்கள் சரியாக்கா படிங்கோ तस्य केशिन्याम समञ्जसौ नाम मूर्ग मूर्गो दुष्ट च पुत्- पुत्र अजायत् உம் தஸ்ய தஸ்யனா அந்த தஸ்ய கேஷின்யாம் அசம்மஞ் அசம் அசமஞ்சசோ நாம மூர்க்கः துஷ்டः ச புத்திரः அஜாயத தஸ்ய தஸ்யன கஸ்ய தஸ்ய சகரஸ்ய அந்த தசிய சகர சக்கரவர்த்தினக அந்த சகர ராஜாவினுடைய கேஷின்யாம் அப்படிங்கிறது சப்தமி ஏகவச்சனத்துல இருக்கு சோ அந்த கேஷினின்னு பேருள்ள அந்த ஸ்திரீ அந்த பாரியாவின் இடத்தில் அசம்மன் அச அசமஞ்சசா நாம மூர்க்கா அசமஞ்சசன் பேர் அவன் பேரு அசமஞ்சசா நாம மூர்க்கா அசமஞ்சசன்னு பேர் உள்ள ஒரு முட்டாள் மூர்க்ககன முட்டாள் துஷ்டகா கெட்டவனும் கூட ச புத்திரக அஜாயத அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையானவன் பிறந்தான் சரியா அஜாயத அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜனி பிராதுர்பாவே சோ வந்து இல்ல கர்த்தரி லங்குல இருக்கு ஆத்மநேபதி சரியா சோ புத்திரக அஜாயத அந்த ராஜாவினுடைய அந்த ராஜாவிற்கு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லும் <clears throat> கேஷின்யாம் கேஷினின்னு பெயருள்ள ஒரு ஸ்திரீ ஒரு பாரிய அவளுடைய அவளிடத்தில் அசமஞ்சசன்னு பெயருள்ள ஒரு மூர்க்கன் மற்றும் துஷ்டனும் கூட அப்படிப்பட்ட ஒரு புத்திரன் அஜாயத்தை உண்டானான் சரியா ಸುಮತ್ಯಾಂ ಷಷ್ಟಿ ಸಹಸ್ರಾಣಿ ಪುತ್ರಾಹ ಬಬೂಬುಹು சுமதின்னு இன்னொரு ஒய்ஃப் இருக்காலும் சுமத்யாம் அப்படிங்கிறது சப்தமியில இருக்கு அவளிடத்தில் ஷஷ்டி சஹஸ்ராணி அப்படின்னா அறுபதாயிரம் அறுபதாயிரம் பிள்ளைகள் சரியா அறுபதாயிரம் பிள்ளைகள் புத்ராகா பபூவுகு உண்டானார்கள் பபூவுகுங்கிறது பூவினுடைய லிட்டு ಪ್ರಥಮ ಪುರುಷ ಬಹುವಚನ ಬಬೂವ ಬಬೂವತು ಬಬೂವು சரியா ஆஹ் அப்புறம் மேல ஜேஷ்டः அசமஞ்சசः துவே சதஸ் அசத் விவேக சூன்யः பிரஜாः பீடயன் ஆஸ்த ஆஹ் சஸ் ஜேஷ்டः சோ வந்து முதல் புள்ள யாருன்னா இந்த இவன் அசமஞ்சசா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா சத்து அசத்து விவேக சூன்யா சதசத் விவேக சூன்யான்னு படிக்கணும் சதசத்து அப்படின்னாலே சத்து பிளஸ் அசத்து சதசத்து விவேக சூன்யா இங்க வந்து சாட்ல ட்ரை பிடிக்கிறேன் சத்து அசத்து விவேக சூன்யா சரியா சத்து அப்படின்னா கரெக்டா இருக்கிறது அசத்து அப்படின்னா தப்பு விவேக சூன்யகனா விவேக புத்திரின்னா டிஸ்கிரிமினேட்டிங் பவர்னு இருக்கும் எது தப்பு எது கரெக்ட் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு ஒரு விவேக புத்தி இருக்கணும் இல்லையா அந்த விவேக சூன்யக அந்த விவேக புத்தி ரஹிதா இத்தியர்த்தா அந்த விவேக புத்தி இல்லாத என்ன பண்ணான் அவன் இது ரெண்டுமே அவனுக்கு அப்ஜெக்டிவ் இந்த ஜேஷ்டகவும் இவனுக்கு அப்ஜெக்டிவ் இந்த சதசத் விவேக சூன்யா இது ரெண்டுமே இந்த அசமஞ்சசகக்கு அப்ஜெக்டிவ் அவன் எப்படிப்பட்டவன் முதல் புள்ளை அதே சமயத்தில் சத்து அசத்து விவேக சூன்யக பிரஜாகா பீடையன்னு பிரஜா பிரஜாகா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலிங்கம் இந்த பிரஜைகளை துத்தியா விபக்தி பகா பகுவச்சனம் சரியா பிரஜா பிரஜே பிரஜாகா பிரஜாம் பிரஜே பிரஜாகா சரியா சோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கு சோ இந்த அசமஞ்சசகா பிரஜாகா பிரஜைகளை பிரஜைகள்னா சிட்டிசன்ஸ் மக்களை பீடையன்னு ஆஸ்தை பீடையன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு சத்ரு பீடையன்னு ஆஸ்தை அப்படின்னா டார்ச்சர் கொடுத்து கொண்டு இருந்தான் புரியா கஷ்டத்தை பண்ண எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தான் ஏன்னா அவன் வந்து சத்து அசத்து விவேக சூன்யா சதசத் விவேக சூன்யா எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாது சோ என்ன பண்ணுவான் தன் மனசுக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணிட்டு இருப்பான் அது வந்து என்னது கெட்டதுல போய் முடியும் அது அதனால பிரஜைகளுக்கு வந்து துக்கம் வரும் சோ அந்த மாதிரி ஒரு முட்டாளாக இருக்கிறதுனாலையும் துஷ்டனாக இருக்கிறதுனாலையும் முட்டாளாக மாத்திரம் இருந்துட்டா போறோம் இருந்துட்டா கூட கவலை இல்லை அவன் வந்து தனக்கு வந்து எது நல்லதுன்னு தெரியாம இருப்பான் முட்டாளா இருந்து துஷ்டனாவும் இருந்துட்டா அப்படின்னா தனக்கு நல்லதுன்னு தெரியாது அதே சமயத்துல மத்தவாளை வந்து அதாவது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல மத்தவாளுக்கு வந்து ரெண்டு கண்ணு போனோம் ஆறு எனக்கு ரெண்டு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒன்னான போனோங்கிற ஒரு புத்தி சில பேருக்கு இருக்கும் இல்லையா அதெல்லாம் துஷ்டா தானே சோ அந்த மாதிரி இருந்துட்டு பீட என்ன ஆஸ்தை அதுக்கப்புறம் சகரஹ கோபாவிஷ்டஹ தம் புத்திரம் புத்திரம் புத்திரம் அபி விசாரிய அவிச்சாரிய புத்திரம் அபி விசா அவிச்சாரிய ராஜ்யான்னு நிஷ் நிஷ்காசயாமாச ராஜ்யாத்து மாச அந்த ராஜ்யாத்து அப்படிங்கிறது பஞ்சமி இல்லையா சோ அந்த ராஜ்யத்திலிருந்து அந்த து ராஜ்யாத்து பிளஸ் நிஷ்காசையா மாச தகாரம் வந்து நகாரமாயிருக்கு சந்தியில சரியா ராஜ்யான் நிஷ்காசையா மாச சோ சகரக சகரகங்கிற சகர ராஜா அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் கோபாவிஷ்டக கோபத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த சகரனானவர் என்ன பண்ணார் அப்படின்னா தம் புத்திரம் அந்த பிள்ளையை புத்திரமபி அவிச்சாரிய சொந்த பிள்ளையாக இருந்தாலும் கூட அவர் வந்து என்ன அப்படின்னா யோசிக்கல ஐயோ என் புள்ளதானே போனா போறது எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கான் நான் ராஜா இப்ப இன்னைக்கெல்லாம் அப்படிதானே எல்லாம் சோ எனக்கு பிள்ளையா இருந்தா அவன் என்ன தப்பு வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புத்தியோட இல்லாம தன் பிள்ளையாக இருந்த பொழுதிலும் அவன் என்ன பண்ணார் அப்படின்னா ராஜ்யாத்து நிஷ்காசயாமாச ராஜ்யத்திலிருந்து வெளி வெளித்தொழுத்தி விட்டார் abandoned him from the kingdom அர்த்தம் புரியுறதா அப்படின்னா அவுட் மாச மாசத்துகு மாசுகு லிட்ல காரம் கர்த்தரி பிரயோகம் சரியா நிஷ்காசு நிஷ்காசயதி அப்படின்னு வரும் உங்களுக்கு வந்து இது லட்டு இது வந்து நிச்சில இருக்கு கோபாவிஷ்டகா அவனை துரத்தி விட்டார் ராஜ்யத்திலிருந்து வெளிபோகும்படி செய்தார்னு இருக்கும் அமுச்சு விட்டுட்டார் அப்புறம் நெக்ஸ்ட் ஏகதா சகரக அஸ்வமேத யாகம் சதம் கர்த்தும் சமகல்பயது உம் ஏகதா ஒரு சமயம் ஏகதான ஒன்ஸ் அர்த்தம் ஒரு சமயம் சகரக அந்த சகரங்கிற ராஜா அஸ்வமேத யாகம் சதம் கர்த்தும் சமகல்பயது அஸ்வமேத யாகத்தினுடைய யாகத்தை அது எத்தனை யாகம் அப்படின்னா நூறு அந்த நூறு யாகத்தை கர்த்தும் செய்வதற்கோசரம் செய்வதற்காக சமகல்பயத்து அப்படின்னா கல்பயதி அப்படின்னாலே பிளான் பண்றதுன்னு அர்த்தம் சம்யக்கு கல்பயத்தி அகல்பயத்துங்கிறது பாஸ்டன்ஸ்ல இருக்கு லங்லகாரம் கல்பனுடைய பாஸ்டன்ஸ் சோ சமகல்பயத்து சோ சகரக சமகல்பயத்து அவரு யோசனை பண்ணார் எதை பண்றதுக்கு அஸ்வமேத யாகம் சதம் கர்த்தும் நூறு அஸ்வமேத யாகம் பண்றதுக்கோசரம் யோசிச்சார் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அவளுக்கு இந்திர பதவி கிடைச்சிடும் whatever the status lord Indra is having now இல்லையா அவளுக்கு நூறு அஸ்வ யஸ்வமே அஸ்வமேதையாகும் அந்த அவ பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு வந்து இந்திர பதவி கிடைச்சிரும் அதனால இந்த மாதிரி யாகங்கள் யாராவது ராஜாக்கள் பண்றதுக்கு பிரயத்தனம் பண்ணாலோ என்ன ஆகும்னா இந்திரன் பயந்து போயிடுவான் உடனே அதை வந்து நாசம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு தன்னுடைய ஆட்களையோ தானே வந்து அதை வந்து இது பண்ணிடும் புரியுறதா அதான் உம் கிருதுகு ஸ்தான பிரம்ச பயேன ததீயம் यज्ञ अश्वम् अपहृत्य पाताले तपस्यतः உம் कपिलमहर्षेः आश्रमे बद् बद्धवा जगाम பத்வா ஜகாம बद्ध्वा जगाम ஆமா. சதக்ரதுஹு அப்படின்னாலே யாருன்னா இந்திரன் அர்த்தம் நூறு கிரதுனா யாகம்னு அர்த்தம் சரியா ஆ கிரதுனா யாகம்னு அர்த்தம் சோ சதக்ரது அப்படிங்கிறது நூறு யாகம் செய்தவன் அர்த்தம் யாரால் நூறு யாரு நூறு யாகம் செஞ்சாலோ அவனுக்கு வந்து சதக்ரத்துன்னு பேரு சரியா இந்த சதக்ரத்துகு அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய வரும் பின்னாடி எல்லா புஸ்தகங்கள்லயும் வரும் இந்த சதக்ரத்துனா இந்திரன் அர்த்தம் அந்த சதக்ரத்துவான இந்திரன் ஸ்தான பிரம்ச பயன ஸ்தானம்னா தன்னுடைய பிளேஸ் அதனுடைய பிரம்சம்னா அழிவு இல்லைன்னா நழுவி போறது so in in fear of losing his place அவனுடைய ஸ்தானம் அவனுடைய இருப்பிடம் ஸ்தானம்னா பிளேஸ் அதாவது அவனுடைய அந்த த்ரோன் வச்சுக்கோங்க ஸ்தான பிரம்சம்னா நழுவி போறது லூஸ் பண்றது அந்த பயன அந்த பயத்தின் காரணத்தினால் என்ன பண்ணான் அவன் அப்படின்னா ததியம் யக்ஞ அஸ்வம் ததியம் அவனுடைய அந்த சகரனுடைய யக்ஞ அஸ்வம் அப்படின்னா யஜ்யத்துல உபயோகம் பண்ணப்பட்ட அந்த அஸ்வம்னா குதிரை யஜ்யம்னா சாக்ரிஃபைஸ் சோ அந்த சாக்ரிஃபைஸ்ல உபயோகிக்கப்பட்ட அந்த யஜ்யாஸ்வத்தை சரியா தித்தியா விபக்தி வச்சனம் அதுக்கு அப்ஜெக்டிவ் தான் ததியம் சரியா என்ன பண்ணோம் அப்படின்னா அபகிருத்திய அப்படின்னா திருடினுட்டோ அத அங்கேருந்து எங்க இருந்ததோ அங்கேருந்து எடுத்துட்டு போய் பார்த்தாலே பாத்தாத லோகத்துல தக தபஸ் தபஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த கபில மகர்ஷேகே சோ அவருக்கு அப்ஜெக்டிவ் இது கபில கபில மகரிஷிங்கிறது மகரிஷிஹி அப்படிங்கிறது ஹரிஹி மாதிரி மகர்ஷேகேங்கிறது சஷ்டி ஏகவச்சனம் அதனால அதுக்கு அப்ஜெக்டிவ் இது சோ இதுவும் சஷ்டி ஏகவச்சனம் தபஸ்யதா இத்த பிரத்தியத்துல இருக்கு சோ அந்த தபஸ்யதா பாதாளே தபஸ்யதா பாதாளத்தில் பாதாள லோகத்தில் தபஸ் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கபல கபில மகர்ஷியினுடைய ஆசிரமே ஆசிரமத்தில் பத்வா கட்டிவிட்டு பத்வாங்கிறது துவா பிரத்தியாந்தம் கட்டிவிட்ட பிறகு after dying the uh, Yajna uh, horse in the ashrama of Kapila Maharishi, he, uh, the Indra left the place. Jagama அப்படின்னா சென்றான் கச்சத்தியினுடைய லிட் லகாரம் ஜகாம ஜக்மதுஹு ஜக்முஹு சரியா இருக்கா அபஹிருத்திய அப்படிங்கிறது ஹிரு தாத்து ஹரதி ஹரதா ஹரந்தின்னு இருக்கு இல்லையா அதுக்கு அப அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ் உபசர்க்கம் ஹிருத்திய சோ இங்க வந்து என்ன அந்தம் இது இது லெவன்த் லெவன்த்துல இருக்கு அப்ப so after snatching the sacrificial horse Indra left the horse at the ashrama of Kapila Maharishi and he left சரியா சோ சதக்ரதுஹு சோ சதக்ரதுஹு அப்படிங்கிறது அந்த நூறு யாகம் பண்ற இந்திரன் அர்த்தம் ஸ்தான பிரம்ச பயேன தன்னுடைய ஸ்தானத்தினுடைய he in fear of losing his own place ததியம் யக்ஞாஸ்வம் அவனுடைய அந்த யக்ஞாஸ்வத்தை அபகிருத்திய திருடி விட்ட பிறகு பாத்தாலே பாதாளத்தில் தபஸ் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கபில மகரிஷியினுடைய ஆசிரமே ஆசிரமத்தில் பத்வா கட்டிவிட்ட பிறகு ஜகாம சென்று கிளியரா இருக்கா அடுத்தது படிங்கோ ஆஹ் அஸ்வானுசாரினக சைனிகாக கதம் நீங்க இத பார்த்தே படிங்க நீங்க கிளியரா இருக்கு பாருங்க நான் ஷேர் நீங்க அச்சியதாம் அதிருஷ்யதாம் அதிருஷ்யதாம் அதிருஷ்யதாம் கதம் அஸ்வம் அன்விஷத் அன்விஷந்த அந்ததः அந்ததः அந்ததः சக்கரவர்த்தினே நியவேதையன்னு நியவேதையன்னு மேலும் என்னாச்சு அப்படின்னா அஸ்வானுசாரின சைனிகாக சோ சைனிகாகாக்கு அப்ஜெக்டிவ் சோ அஸ்வானுசாரின் சாரினவ் சாரினக ப்ளூரல்ல இருக்கு டக்குன்னு பார்த்தோடனே நக சாரினக அப்படின்னோடனே நமக்கு வந்து ராமக கிருஷ்ணக அப்படிங்கிற மாதிரி தெரியும் பிரதம விபக்தி ஏகவச்சனம்னு போட்டோம்னா ஜீரோ சோ அஸ்வானுசாரினக சைனிகாக அஸ்வத்தை அனுசாரினக பின்தொடர்ந்து சென்ற அந்த சேவகர்கள் சைனிகாக சோல்ஜர்ஸ் அவா என்ன அப்படின்னா அதிருஷ்யதாம் கதம் அஸ்வம் அதிருஷ்யதாம் அப்படின்னா டிசப்பியர்டு காணாமல் போன அதிருஷ்யதாம் கதம் அப்படின்னா பார்வையிலிருந்து காணாமல் போன திருஷ்யதாம் அப்படின்னா பார்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம் அதிருஷ்யதாம் அப்படின்னா காணா பார்க்கும் பார் பார்வையிலிருந்து கதம் சென்ற அஸ்வம் அந்த குதிரையை புரியுறதா ஆஹ் அதை அன்விஷந்தக தேடிக்கொண்டு செல்பவரா சென்று கொண்டு அந்ததக கடைசியில் சக்கரவர்த்தினே என்ன சோ சக்கரவர்த்தியிடம் முறையிட்டார்கள் சக்கரவர்த்தியினிடத்தில் சப்தமி ஏகவச்சனம் என்ன முறையிட்டார்கள் சைனிகாக என்ன அவா சைனிகர்கள் அந்த சோல்ஜர்ஸ் என்ன அப்படின்னா கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்தான்னு அர்த்தம் இன்ஃபார்ம் பண்ணான் எப்படிப்பட்ட சைனிகாக அவளுக்கு அப்ஜெக்டிவ் என்ன அஸ்வானுசாரினக அந்த குதிரையை பின்தொடர்ந்து சென்ற அந்த சோல்ஜர்ஸ் நிவேதையன்னு யார்கிட்ட நிவேதையன்னு சக்கரவர்த்தினே நிவேதையன்னு எப்போ என்னத்த சொன்னா அதிர்ஷ்யதாம் கதம் அஸ்வம் தன் பார்வையிலிருந்து காணாமல் போன அந்த குதிரையை அன்விஷந்தகா இது இன்னொரு அப்ஜெக்டிவ் சைனிகாக அன்விஷன்னு விஷந்தௌ விஷந்தகா சத்ரு they informed this to the king சரியா சரியா இருக்கா நீங்கிறது உப உபசர்க்கம் அங்க வேது வித்தினுடைய அவேதயத்து அவேதயதாம் அவேதயன் லங்கு நீங்கிறது அங்க உபசர்க்கம் நீ பிளஸ் அவேதயன் அவேதயன் மாறி இருக்கு சரியா இருக்கா அடுத்தது படிங்க சகரஹ அபி ஸ்பியான் ஷஷ்டி சஹஸ்ராணி புத்திரானு புத்திரானாகுய त्रीन् लोकान् परिक्रम्य अपि यज्ञ अश्वम् अन्विष्यान् अन्विष्यान् आनयत इति आदिदेश अन्विष्य आनयत इति சகரோ அப்பி சோ கொண்டு போய் அந்த சக்கரவர்த்தி கிட்டதான முறையிட்டார்கள் சோ அந்த சகரஹ அப்பி அந்த சகர ராஜாவும் கூட சகரஹ பிளஸ் அப்பி சகரோபி என்ன ஸ்வீயானு ஷஷ்டி சகசிராணி புத்திரானு தன்னுடைய சஷ்டி சகசிராணி அறுபதாயிரம் புத்திரானு புத்திரர்களை இந்த புத்திரானுக்கு இது ரெண்டும் அப்செக்டிவ் எல்லாமே துத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு தன்னுடைய ஸ்வீயானு ஷஷ்டி சகசிராணி புத்திரானு ஆகூய கூப்பிட்டு விட்டு சரியா கூப்பிட்டு விட்ட பிறகு த்ரீனு மூன்று லோகானு லோகங்களையும் பரிக்ரம்யாபி மூணு லோகத்தையும் சுத்திட்டு வாங்கும் எப்படியான அந்த யாகத்தினுடைய குதிரைய நீங்க இங்க தேடி கண்டுபிட்டு பிடிச்சு எடுத்துன்னு வரணும்னு கட்டளையிட்டு so the Sagar also ordered his uh, 60,000 children to wander in all three lokas to bring the horse back. புரியுறதா ஸோ சகரஹ சகரரும் கூட ஸ்வீயானு ஷஷ்டி சஹசிராணி புத்திரானு தன்னுடைய அறுபதாயிரம் குழந்தைகளை தன்னுடையன்னு சொல்லும் போது சஷ்டி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இது எல்லாமே திவிதியா விபக்தி பகுவச்சனம் புத்திரானுக்கு அப்ஜெக்டிவ் ஆகூய கூப்பிட்ட விட்ட பிறகு ஆக்வயதி இருக்கு பாருங்கோ அதனுடைய லெப்பு அவளை கூப்பிட்ட விட்ட பிறகு த்ரீனு லோகானு மூன்று லோகங்களையும் பரிக்கிரமிய லோகா லோக லோகானு உங்களுக்கு வித்யா விபக்தி பகுவச்சனம் சரியா திரய த்ரீனு ஓகேவா பரிக்கிரமிய விட்ட பிறகு பரிக்கிரமியா அபி எப்படியோ அதை சுத்தியும் நீங்க வந்துட்டு யக்ஞ அஸ்வம் அன்விஷ்ய ஆணையத இதி அவ்வளோ வேர்டு இருக்காங்க இந்த சாட்ல அடிக்கிறேன் பாருங்க யக்ஞ அஸ்வம் அன்விஷ்ய ஆனைய பிளஸ் இதி யஜ்ஞ பிளஸ் அஸ்வம் யஜ்ஞாஸ்வம்னு சேர்ந்துடும் சவரண தீர்க்க சந்தி அஸ்வம் பிளஸ் அன்விஷ்ய அஸ்வம் அன்விஷ்யன்னு ஆயிடும் அன்விஷ்ய பிளஸ் ஆனைய அன்விஷ்யானைய அதுவும் சவர்ண தீர்க்கம் ஏ பிளஸ் இதி ஆ ஏ இடம் குணசந்தி சரியா இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வார்த்தை இருக்கு இதுல அது சேர்த்து ஒரே வார்த்தையை எழுதியிருக்காரு சோ யஜ்ஞ யஜ்ஞாஸ்வம் அன்விஷ்ய ஆணையத்தை இதி அழைச்சு கொண்டு வாங்கோ அப்படின்னுட்டு ஆதி தேச அவளுக்கு கட்டளை இட்டார்கள் திஷுங்கிறது தாத்து திசதி திசதா திசந்தின்னு வரும் ஆதி தேச திதேச அப்படிங்கிறது லிட்டு ஆதி ஆங்கிற உபசர்க்கம் இதோட போட்டுட்டா திஷோட போட்டுட்டா கட்டளை இட்டாள்னு அர்த்தம் அதனுடைய ஆதிசதி ஆதிசதா ஆதிசந்தின்னு லட்டு இது வந்து லிட்டு பாஸ்டன்ஸ் லிட்டு பிரதம புருஷா ஏகவச்சனம் ஆதிதேச தேசத்துகு தேசுகுன்னு வரும் ஃபார்ம் சரியா சோ ஆதிதேச அப்படிங்கிறது சகரக ஆதிதேச அதான் மெயின் சென்டென்ஸ் சகர ராஜா கட்டளையிட்டார் யாரை கட்டளையிட்டார் புத்திரானு ஆகூய ஆதிதேச புத்திரர்களை கூப்பிட்டு விட்டு கட்டளையிட்டார் எப்படிப்பட்ட புத்திரர்கள் யாருடைய புத்திரார்கள் ஸ்வீயானு தன்னுடைய எவ்வளவு ஷஷ்டி சகசிராணி அறுபதாயிரம் புத்திரர்களை ஆகூய கூப்பிட்டு விட்டு என்ன பண்ண சொன்னார் திரீன லோகானு மூன்று லோகங்களையும் பரிக்கிரமிய சுத்தி விட்டு சுத்தி அத பரிக்கிரமியாபி அங்க தேடினப்புறமும் எப்படியான யூ ஷுட் ஃபைண்ட் த ஹார்ஸ்ன்னு அர்த்தம் யக்ஞாஸ்வம் அன்விஷ்ய ஆணையத்தை அந்த யாகத்தினுடைய அஸ்வத்தை தேடிவிட்டு இங்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னார் சரியா அப்புறம் மேலா ते सर्वे महता कोलाहलेन भूलोकं स्वर्लो- स्वर्लोकं च अन्विष्य अश्वम् अनुपलभमा अनुपलभमानाः पाताले स्यातिति मत्वा भुवम् आ- आपातालं आ, कणितुं मु- मुपा मुपाक्रमन् உம் சோ மேலும் என்ன அப்படின்னா அவ என்ன பண்ணா அப்படின்னா தே சர்வே தே சர்வேனா கே சர்வே சர்வே புத்திராக புத்திராக மகதா கோலாகலேன ரொம்ப ஒரு பெரிய ஒரு கோலாகலத்தோட சரியா அது மகதாங்கிறது இந்த கோலாகலத்துக்கு போறது அப்செக்டிவா ரெண்டும் திருப்தியா மகதா கோலாகலேன பெரிய ஒரு கோலாகலத்தோடு கூட பூலோகம் ஸ்வர ஸ்வர்லோகம் ச அன்விஷ்ய பூலோகத்தையும் ஸ்வர்கலோகத்தையும் அன்விஷ்ய தேடிவிட்ட பிறகு சரியா என்ன பண்ணா அஸ்வம் அனுபலபமானாக அந்த குதிரையானது உபலபமானாகனா கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம் அனுபலபமானாகங்கிறது கிடைக்கவில்லை கிடைக்காத காரணத்தினால சோ தே சர்வே மகதா கோலாகலேன பூலோகம் ஸ்வர்லோகம் அன்விஷ்ய அஸ்வம் அனுபலபமானாக அந்த அஸ்வம் வந்து கிடைக்காத காரணத்தினால அதாவது அஹ் எல்லா இடத்துலயும் தேடிட்டும் அது கிடைக்கல சோ அந்த மாதிரி கிடைக்காத காரணத்தினால என்ன பண்ணா அப்படின்னா பாத்தாலே சியாத்து இதி மத்வா பாத்தாளத்தில் சியாத் சியாதாம் சியு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்ணாவா அப்படின்னா மத்துவா என்று யோசித்து விட்டு அவ என்ன பண்ணா அப்படின்னா புவம் ஆபாதலம் ஆபாத்தாலம் கணித்தும் உபாக்கிரமன்னு பூமியை ஆபாத்தாலம் அப்படின்னாலே இந்த ஆங்கிற உபசர்க்கத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஆங்கிறது பாத்தாளம் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு பாத்தாள பர்யந்தம்னு ஒண்ணு பாத்தாளத்தையும் தாண்டி ஆபாத்தாளம்னா கீழே வரைக்கும் போயாச்சாவா அந்த அளவுக்கு கணித்தும் கனத்தி அப்படின்னாலே டிக்கு பண்றதுன்னு அர்த்தம் தோன்றதுன்னு அர்த்தம் அதுக்கு உபாக்கிரமனு அப்படின்னு ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்தவராக இருந்தார்கள் இந்த மாதிரி அவ வந்து கிடைக்காத காரணத்தினால எப்படி வந்து நம்ம வந்து இந்த பட்டன்னு லிகன்னு இதெல்லாம் நான் சத்ரு பிரத்யம்னு சொன்னேன் இல்லையா சத்ரு பிரத்யம்னா என்னது கண்டினியூஸ் டென்ஸ் சஹ சா ஓகே ராமஹ பட்டன்னு அஸ்தி பட்டன்னு அப்படின்னு நிறுத்திட்டா சென்டென்ஸ் கிடையாது தப்பு ராமஹா பட்டன்னு அஸ்தின்னு சொல்லும் போது ராமன் படித்துக்கொண்டே இருக்கிறான் கொண்டு இருப்பவனாக இருக்கிறான் அர்த்தம் அதே சென்ஸ்ல வந்து நீங்க ஆத்மநேபதி தாத்துவுக்கு சொல்லணும்னா ஷானச்சுன்னு ஒரு பிரத்தியம் இருக்கு சோ இங்க வந்து அஸ்வம் அனுபலபமானாகான்னு போது அந்த குதிரையானது கிடைக்காத காரணத்தினால பாத்தாலே சியாதிதி மத்வா பாத்தாளத்தில் இருக்குமோ என்று மத்வா அத்வா பிரத்யாந்தம் நினைத்து கொண்டு புவம் ஆபாத்தாலம் சோ இந்த மத்துவாங்கிறது மண்ணு பிளஸ் துவா அதனுடைய மத்துவா புவம் ஆபாதாலம் பூமியை பூஹு புவௌ புவஹ புவம் வித்யா விபக்தி ஏகவச்சனம் சோ அந்த பூமியை ஆபாத்தாலம் அப்படின்னா பாத்தால பர்யந்தம்னு அர்த்தம் நீங்க சம்ஸ்கிருதம் எழுதும் போது பாத்தால பர்யந்தம்னு எழுதினாலும் தப்பு கிடையாது ஆ பாத்தாளம்னா பாத்தாளம் வரைக்கும்னு அர்த்தம் புரியுதா உபசர்கார்த்தம் உம் பாதாளம் வரைக்கும் என்ன சரி ஆபாதாளம் அது வரைக்கும் கணிதம் உபாக்கிரமன்னு தோண்டுவதற்கு ஆரம்பித்தார்கள் உபாக்கிரமன்னு ஸ்டார்டட்னு அர்த்தம் புரியுறதா கிளியரா இருக்கா அடுத்தது ஏவம் சகரபுத்திரைஹி காதாக பிரதேசாக சா சாகராக பபூபுகு ஏவம் இவ்வாறாக சகரபுத்திரைகி அந்த சகரனுடைய புத்திரர்களினால் திருத்தியா விபக்தி பகுவச்சனம் காத்தாகா அப்படின்னா தோண்டப்பட்ட இத்த பிரத்தயம் பிரதேசாகா இந்த காத்தாகா வந்து பிரதேசாகாக்கு அட்ஜெக்டிவ் பிரதேசாகா இடங்கள் சாகராகா பபூஹு அப்படியே சமுத்திரமாக ஆகிவிட்டது புரியுறதா அவ தோண்ட தோண்ட ஜலம் வருமோனும் மேல பூமியை தோண்ட தோண்ட அது வந்து ரொம்ப தோண்டி தோண்டி போனா பூமியில இருக்க உப்பு தண்ணி தானே மேல வரும் சோ அந்த இடம் எல்லாம் அப்படியே சாகரமா போயிடுது ஏவம் சகரபுத்திரைஹி காத்தாகா சகரபுத்திரர்களினால் தோண்டப்பட்ட பிரதேசாகா அந்த பிரதேசங்கள் எல்லாமே சாகராகா பகூரு சாகரமாக ஆகிவிட்டன சரியா மேல இத்தம் பாதாளம் கதைஹி சகரபுத்திரைஹி கபில ஆசிரமே யக்ய அஸ்வக சமுபலப்தக சமுபலப்தக யுத்தம் யுத்தம்னா இவ்வாறு பாதாளம் கதைஹி சகரபுத்திரைஹி சகர சகரபுத்திரைஹி அப்ஜெக்டிவ் வந்துன்னா பாத்தாளம் கதைஹி சோ பாத்தாளத்துக்கு சென்ற சென்றவர்களான அந்த சகரபுத்திரர்களினால் என்னாச்சு கபிலாசிரமே கபிலாசிரமத்தில் யக்ஞ யக்ஞ அஸ்வக யக்ஞசிய யக்ஞத்தினுடைய அந்த குதிரையானது சமுபலப்தக அடையப்பட்டது உபலப்தகா அப்படிங்கிறது உங்களுக்கு யுத்த பிரத்தயம் லப்பு சரியா சம்ம உப அப்படிங்கிற ரெண்டு உபசர்க்கம் அதுல சேர்ந்திருக்கு சமுபலப்தா என்னது அஸ்வகா யக்ஞாஸ்வகா சமுபலப்தா யக்ஞா யக்ஞத்தின் யாகத்தினுடைய அந்த குதிரையானது அடையப்பட்டது யாரால் சகரபுத்திரைகி சகரபுத்திரர்களினால் எங்கு கபிலாசிரமே கபிலரனுடைய ஆசிரமத்தில் எப்படிப்பட்ட சகரபுத்திரைகி பாத்தாளம் கதைகி சகரபுத்திரைகி பாத்தாளத்தை நோக்கி சென்ற அந்த சகரர் சகரனுடைய புத்திரர்களான அவர்களினால் யஜ்ஞாஸ்வகா சமுபலப்தா சரியா இருக்கா அதுக்கப்புறம் மேல படிங்க தபஸ் சமா சமாதி நிஷ்டம் கபில மகர்ஷி மகர்ஷிம் உபஸ்ருத்திய தே அயமேவ அஸ்வாபஹாரி இது மத்வா தம் பாதித்தும் பிரவருத்தாக தபா சமாதிஷ்டிதம் சமாதினிஷ்டம் தபஸ்ல ஈடுபட்டு கொண்டு இருந்த அவர் சரியா சமாதி நிஷ்டம் சமாதி நிஷ்டம் தபஸ் சமாதி நிஷ்டம் தபஸனுடைய அந்த சமாதி அவஸ்தை அப்படின்னா தான் யாரு என்ன தபஸ் பண்றோமா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு படி மேல இருக்கிறது சமாதி அதுல நிஷ்டம் அப்படின்னா அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த கபில மகர்ஷி அவருக்கு அப்ஜெக்டிவ் இது அந்த கபில மகர்ஷியை எப்படிப்பட்ட கபில மகர்ஷி அப்படின்னா தபஸ் சமாதி நிஷ்டம் தபஸினுடைய சமாதி அவஸ்தையில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கபில மகர்ஷியை உபசிருத்திய அப்படின்னா அருகில் சென்றுன்னு அர்த்தம் சிறுங்கிற தாத்து சரதி சரத்தக சரந்தி உபங்கிற ஒரு உபசர்க்கம் போட்டுட்டா உபசரதி அப்படின்னா பக்கத்தில் போறதுன்னு அர்த்தம் சரியா கபில மகர்ஷியும் உபசிருத்திய அந்த கபில மகர்ஷியினுடைய பக்கத்தில் அடைந்து விட்ட சென்று விட்ட பிறகு தே அந்த சகரபுத்திராக என்ன பண்ணா அயமேவ அஸ்வ அபஹாரி இவர்தான் அயம் அப்படிங்கிறது இவர் இல்லையா அயமேவ அஸ்வ அஸ்வ அபஹாரி இவர் தான் குதிரையை திருடினவர் இதி மத்வா என்று நினைத்து கொண்டு தம் அந்த கபில மகரிஷியை பாதித்தும் தொந்தரவு செய்வதற்கு பிரவருத்தாக started to thinking that one who the horse புரியுதா கிளியரா இருக்கா சோ இங்க வந்து பாதித்துங்கிறது என்னது பிரவருத்தாகிறது என்னது பிரவருத்தாக அது தட் இஸ் பிரா உபசர்கா தே நோ இத்த பிரத்யாந்தம் இத்த பிரத்யம் ஓகே புல்லிங்கம் பகுவச்சனம் பிரதமா விபக்தி சரியா தே பிரவருத்தாக அதான் மெயின் சென்டென்ஸ் தேங்கிறது சகரபுத்திராக பிரவருத்தாக பிரவருத்தி ஈடுபட்டனர் எதுல தம் பாதித்தும் பிரவருத்தாக அந்த தம் கம் கம் தம் தபசமாதி நிஷ்டம் கபில மகரிஷியும் பாதித்தும் பிரவருத்தாக புரியுறதா அதான் அடுத்தது பக்னே தியானே மகர்ஷி குரோதாக்னி பரிதாபியாம் நேத்ராபியாம் தானு தகன்னிவ ததர்ஷ ததர்ஷ பக்னே தியானே அப்படின்னா கலைந்து விட்ட தியானத்தோடு இருக்கின்ற அவர் சப்தமி சரியா பக்னே தியானே சதி அவர் பக்னமான தியானத்தோடு இருந்த தருணத்தில் என்ன அப்படின்னா மகரிஷி குரோத அக்னி பரிதாபியாம் நேத்ராபியாம் குரோத கோபம் என்கிற ஒரு அக்னியால் சூழப்பட்ட கண்ணோடு இருக்கின்ற கண்களோடு நேத்ராபியாம்னா இரண்டு கண்கள் சரியா நேத்திரம் நேத்ரே நேத்ராணி இல்லையா நேத்ராபியாம் எல்லாமே வந்து திருத்தியா ஓடு கூட நேத்திரேன நேத்ராபியாம் கண்களினால் திருத்தியா விபக்தி எதுக்கு வந்து அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் குரோதாக்னி பரிதாபியாம் நேத்ராபியாம் கோபம் என்கிற ஒரு அக்னியால் சூழப்பட்ட கண்களோடு தானு அந்த சகரபுத்திரானு தகன் இவ ததர்ஷ அப்படியே எரிக்கிற மாதிரி அப்படியே பார்த்தார் அப்படியே ஜஸ்ட் அப்படியே என்ன சொல்றது by the side of him they're turn in to ashes புரியுறதா அந்த மாதிரி ஒரு குரோதாக்னி கண்ணோட அவளை நோக்கினார் அதர்ஷ அப்படிங்கிறது லிட்டில் அகாரம் சரியா பிரதம புருஷ பகுவச்சனம் நெக்ஸ்ட் தகன் இவ அப்படிங்கிறது உங்களுக்கு சத்ரு அப்படியே எரிப்பவர் போல ததர்ஷ பார்த்தார் அந்த மாதிரி ஒரு ஒரே அந்த சினிமா எல்லாம் வருமே அப்படியே அப்படியே கண்ணுல இருந்து ஒரு ஜுவாலையா அக்னி அப்படியே வந்துச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் மகர்ஷேகே கோபாவிருஷ்டஸ்ய தர்ஷன மாத்திரேன சர்வே சகரபுத்திராக தக்தாக பஸ்மசாத்கிருதாக மகர்ஷேகே கோபாவிஷ்டஸ்ய கோபாவிஷ்டஸ்ய மகர்ஷேகே கோபத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த மகரிஷியினுடைய சஷ்டி ஏகவச்சனம் ரெண்டுமே அந்த மகரிஷிக்கு அப்ஜெக்டிவ் கோபாவிஷ்டஸ்ய தர்ஷன மாத்திரேன பார்த்த மாத்திரத்திலேயே just by the side of him ஒரு ஒரு ஆங்கரோட இருக்கின்ற அவருடைய கோப பார்வையினாலேயே சர்வே சகர புத்திரா all the children of Sagara were தக்தாகா பஸ்மசாத் கிருதாகா were burnt and they all turn in to ashes just by the side of the the, uh, எரிக்கப்பட்டார்கள் பஸ்மசாத் கிருதாக எல்லாம் இத்த பிரத்யம் அவ எல்லாரும் எரிக்கப்பட்டார்கள் அண்ட் பஸ்மசாத் கிருதாக they were turned in to ashes சரியா ஓகேவா நீ கிளாஸ் இதோட இருக்கட்டுமா மீதி கிளாஸ் மீதி லெசன் நெக்ஸ்ட் கிளாஸ்